நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் நற்றிணையின் வெற்றி படிகள் வணக்கம் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பெரியவர்கள் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் பனைமரத்தின் சிறப்பு கலை பற்றி பேச போகிறேன் பனைமரம் என்றது நமக்கு நினைவுக்கு வருவது நுங்கு தான் நுங்கு பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் இதில் இன்னும் அரிய உணவு வகைகள் உள்ளது இதை ஒரு முறை சுவைத்தால் திரும்ப திரும்ப சுவைக்க தோணும் சுவை உடையவை கருப்பட்டி பனை வெள்ளம் முதலிய உணவு வகைகள் கொழுப்பு சுண்ணாம்பு சத்து புரதம் இரும்பு சத்து வைட்டமின் நார்ச்சத்து முதலிய மருத்துவ குணங்கள் அடங்கியவை பெரும்பாலும் பனைமரங்கள் ஆசிய நாடுகளில் மட்டுமே வளரக்கூடியவை பனைமரம் பூமியின் கற்பக விருட்சமாக கருத்தப்படுகிறது பனையிலிருந்து கூடை பெட்டி பாய் ஓலை விசி பொருக்கு பாலை பனங்கிழங்கு பனைமட்டை பனை ஓலை முதலியவையும் கிடைக்கின்றன உலகிலேயே முதன்முறையாக தோன்றிய தாவரம் பனைத்தான் கடு வரலாறு கடுமையான வச்சியிலும் பனை மரம் பனை தளராது வளரும் திறன் கொண்டது உலக பொதுமுறை என அழைக்கப்படும் திருக்குறள் பன் பனை ஓலையில் தான் எழுதப்பட்டதே ஆகும் நம் மாநில மரமான பனைமரத்தை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சூழ் வாய்ந்த வச்சில் சூழ் வாய்ந்த